ஜெய் சாய்ராம் இன்றைக்கி டொமேட்டோ சூப் வந்து பண்ண போகிறோம் அதனால் நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸு டொமேட்டோவை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பாதி வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை கேரட் சின்ன கேரட்டில் அரை கேரட் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அது வந்து நமக்கு கொலகலப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக பாசிப்பருப்பும் அதே மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும் நமக்கு உடம்புக்கும் நல்லது பாசிப்பருப்பு வந்து ரத்த விருத்தி அதனால் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டையும் ஒரு பிரிஞ்சி இலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஹாஃப் பட்டர் வந்து சேர்க்குறேன் இப்போ ஒரு பட்டை துண்டு ஒரு பிரிஞ்சி இலை அதை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சியையும் பூண்டையும் சேர்க்கலாம் பூண்டு விரும்புகிறவங்க சேர்த்துக்கலாம் ஆனால் பூண்டு சேர்த்திங்கன்னா வந்து வாசம் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு பிடிக்காதவங்க அதை வந்து தவிர்த்துருங்க இப்போ வெங்காயம் சேர்க்குறேன் இப்போ கேரட் சேர்க்குறேன் இது கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை இப்போ தக்காளியை சேர்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு தக்காளியெல்லாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்க்குறேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ வந்து ஒரு நாலு விசில் வந்து இது வேகட்டும் நாலு விசில் விட்டேன் இப்போ எல்லாமே வந்து வெந்துருச்சு இப்போ அந்த பட்டையையும் நம்ம பிரிஞ்சி இலையையும் வந்து எடுத்துடலாம் அரைக்க வேண்டாம் இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம வடிகட்டிட்டோம்னா தண்ணி நிறைய இருக்கிறதுனால அது கீழே போயிடும் நம்ம மிக்சியில் அரைக்க ஈஸியாகவும் இருக்கும் இன்னொன்று சீக்கிரமாக வந்து ஆறிடும் நமக்கு அரைக்கிறதுக்கு இது ஆறவும் நம்ம வந்து மிக்சியில் போடலாம் டொமேட்டோ சூப்புக்காக நான் வந்து பிரெட் ஸ்லைஸ் ரெண்டை வந்து கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி இது பட்டரில் வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன் இப்படி நம்ம திருப்பி திருப்பி வேக விட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிரும் எல்லா பக்கமும் நம்ம வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து பேனில் கொஞ்சம் மீதி இருந்த வெண்ணெயை வந்து பேனில் வெண்ணெயை வந்து போட்டிருக்கேன் இப்போ ஒன் கால் டீஸ்பூனில் பாதி அப்படின்னா ஒன் எயிட் இது வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன் நம்ம வந்து இதுக்கு கலர்லாம் நம்ம வந்து சேர்க்கலை அதனால் இந்த தனி மிளகாத்தூள் இயற்கையான இருக்கிற கலர் தான் நமக்கு ஸோ இது கொஞ்சம் பச்சை வாசம் போகும் அந்த வெண்ணெயில் இது பண்ணிட்டா இப்போ அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வடிகட்டின தண்ணியையும் மிக்சியை வந்து வாஷ் பண்ணி சேர்த்துட்டேன் அது போக நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு வந்து சேர்க்குறேன் இப்போ கால் டீஸ்பூனில் பாதி ஒன் எயித்து டீஸ்பூன் வந்து நான் மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்க்குறேன் ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம் அந்த காரமும் பார்த்துக்கோங்க வேணும்னா மிளகு ஜீரகத்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நம்ம இயற்கையான முறையிலே பாருங்களேன் உங்களுக்கு கலர் வந்து நல்லா தக்காளியோட கலர் வந்து நமக்கு நல்லா தெரியுது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ